ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பிகன் டியூ டிவி இனி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் அமெரிக்காவில் ஒரு ட்ரக் லாரி டிரைவராக இருக்கார் அவரோட மாத சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்களே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க அது என்ன எவ்வளோ வாங்குறாரு அவர் யார் என்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி கை நிறைய சம்பாதிக்கின்ற பெரிய கனவு எல்லாருக்குமே இருக்கும் வருஷத்துக்கு நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகி நிறைய சம்பாதிக்கிறாங்க இதில் இந்தியாவில் மட்டும் நான் விதிவிலக்கா இந்தியாவில் வந்து நிறைய பேர் போகிறாங்க அப்படி இந்தியாவிலேருந்து போன ஒருத்தர் தான் சட்னம் சிங் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே அமெரிக்காவில் போய் குடியிருந்துட்டார் பஞ்சாப் மாநிலத்தில் சேர்ந்த இவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு பெரிய ட்ரக் டிரைவர் ஆகணுன்ற ஒரு கனவோடு இருந்தார் அவரோட கனவை நிறைவேற்றிட்டார் இந்த சட்னம் சிங்கை ஏஜே ப்ளஸ்ன்ற ஒரு செய்தி நிறுவனம் இவரை பேட்டி எடுத்தாங்க அவர் பேட்டி எடுக்கும் போது அவரை நிறைய கேள்வி கேட்டாங்க எந்த மாதிரி வேலை செய்கிறீங்க எவ்வளோ சம்பளம் சம்பாதிக்கிறீங்க எப்படி உணவெல்லாம் உட்கொள்கிறீங்க அப்படின்ற நிறைய கேள்வி கேட்டாங்க அவரோட வாழ்க்கை முறையும் கேட்டாங்க அதெல்லாம் அவர் பதிலளித்தார் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிற யூபா சிட்டின்ற ஒரு இடத்துல இவர் வசிக்கிறாரு அந்த யூபா சிட்டியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபியர்களும் சீக்கியர்களும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த யூபா சிட்டிக்கு மினி பஞ்சாப்னு ஒரு பேரும் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சட்னம் சிங்ன்றவர் கலிஃபோர்னியாவில் ஒரு முழு நேர ட்ரக் டிரைவராக இருக்கார் இவர் அந்த கலிஃபோர்னியாவில் பொருட்களை வந்து பிக்கப் மற்றும் டெலிவரி பண்ணுறதுன்ற வேலையில் செஞ்சிட்ருக்காரு இவர் இவரோட சம்பளம் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சால் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் இவர் சம்பாதிக்கிறார் அதாவது இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு பதிமூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் இவர் அம்மா அடியோ எவ்வளோ பெரிய சம்பளம் பார்த்தீங்களா இவர் உணவுலாம் எப்படி சாப்பிட்றாரு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் இருக்கிற பஞ்சாப் ஹோட்டலில் தான் சாப்பிட்றாரு இவர் அப்படியும் எதனா அர்ஜென்ட்டாக எதனா பசி எதனா எடுத்ததுன்னா அவர் எப்பயுமே ஒரு மினி ஸ்டவ்வை வச்சுருப்பார் வண்டியில் அந்த மினி ஸ்டவ்வில் டீ போட்டு குடிச்சுப்பார் இவரோட ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா கேபினே ரொம்ப பெருசாக இருக்கும் அவர் படுக்கிறதுக்கான அறை அப்புறம் அவர் வந்து சமையல் செய்யறது அந்த பொருளை வைக்கிறதுக்கான இடம் துணியில் வைக்கிறதுக்கான இடம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் இருக்கும் அங்கே இவர் வந்து பஞ்சாபி சீக்கிரம் சேர்ந்ததுனால இவர் இவங்களுக்கு வந்து தலையில் டர்பன் கட்டுற பழக்கம் இருக்கும் இவர் வந்து கீழே தாடி வேற பெருசாக வளர்த்து வளர்க்குறது ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காரு இதை பார்த்து அமெரிக்கர் சில பேர் அவரை ரொம்ப கிண்டலாக கேலி செஞ்சுருக்காங்க இதை ரொம்ப கவலையாக சொல்லியிருக்காரு அவர் அவர் வந்து ஒசாமா பில்லடன் கூட ஒப்பிட்டுலாம் அவரை கலாய்ச்சிருக்காங்க ஒரு சில அமெரிக்கர்கள்லாம் இந்தியர்களாலே ஒரு கடுப்பான ஒரு பார்வையில் தான் பார்க்குறாங்களாம் ஏன்னா இந்தியர்கள் வந்து அமெரிக்கர்களோட வேலை வாய்ப்புகள் வந்து பறிச்சுக்கின்ற ஒரு விஷயம் இருக்குது இதனால தான் வந்து அமெரிக்கர்கள் சில பேர் வந்து இந்தியர்களை வந்து கொஞ்சம் வெறுப்பான பார்வையாக பார்க்குறாங்க நம்ம சப்ன சிங்கை எவ்வளோ தான் அங்கே அமீர்கள் கிண்டல் பண்ணாலும் கேள்வி பண்ணாலும் அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் அவர் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறதுனால அவர் இவ்வளோ வந்து சம்பாரித்து ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்காரு அவர் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க அண்டில் தல் பாய் ஃப்ரம் பிகன் யூ உங்கள் வேலு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்